நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ஒவ்வொரு புத்தம்புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube சேனலும் அப்ளிகேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட லிங்க் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்கையும் நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான குரூப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா விஜய் மக்கள் உதவி மையம் ஸோ இந்த குரூப் பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜய் மையம் தூத்துக்குடி தூத்துக்குடி சார்ந்த நண்பர்களாக இருந்தால் நீங்கள் இந்த இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன பண்ணுறாங்க இவங்களை பற்றி அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது வீடியோஸ் பக்கம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டுருக்கோம் உங்களோட லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்கே நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் குரூப் பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜய் மக்கள் உதவி மையம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு நண்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தளபதி விஜயை பற்றி அப்டேட் பண்ணுற தகவல்கள் அப்புறம் அவங்க என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கொரோனா டைமில் என்னென்ன பண்ணுறாங்க மற்ற டைம்லேயும் என்னென்ன பண்ணுறாங்க அப்டேட் வந்து அதில் அப்டேட் பண்ணுவாங்க அண்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களோட டீமை உங்களோட விஜய் மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து இவங்க கண்டிப்பாக வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அண்டு விஜய் வந்து என்னென்ன அவங்க ரசிகருக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு நிவாரணப் பொருள் இருக்கட்டும் மற்ற என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து இந்த குரூப்பில் வந்து இம்பார்ட்டனாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்டு சோஷியல் மீடியா பேஜும் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு இருபது பேர் வரைக்கும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குரூப் வந்து டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க பட் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் தான் இந்த குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குரூப் நிறைய இந்த மாதிரி விஜய் குரூப்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா என்னை வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்குது அதாவது விஜய் மக்கள் உதவி மையம் ஸோ இவங்களோட கோகில் மீடியா பேஜ் பார்க்கலாம் ஷேர் ஷேட்டை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஷேர் ஷேட்டில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு வீடியோக்கும் இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் இம்பார்ட்டண்டாக எதனா அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து இதில் கொடுப்பாங்க ஸோ வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அண்டு இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் குரூப் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் ஹலோ அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க சரி நீங்கள் அலோவில் இருந்தீங்க அப்படின்னா அலோவில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்க முடியும் இவங்க ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அலோவில் தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அலோவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு குரூப் ஃபுல் இந்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஸோ இரநூத்தி நாற்பத்தேழு பேர் ஃபுல் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாகிடும் ஸோ ஃபுல்லான அப்புறம் சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் eight double two zero five seven two five four seven இதான் அட்மின் நம்பர் ஜஸ்ட் இந்த லிங்க் லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப்பில் ஓப்பன் ஆகிரும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட பேர் வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரி விஜய் குரூப்பில் ஜாயின் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டம் இந்த நாலுத்தையும் வந்து நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா அட்மின் வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ண குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவார் ஸோ அளவு கொண்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ லோட் ஆகுது ஸோ அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னா ஜில்லா மணி துணை செயலாளர் அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் போஸ்ட் பண்ணுவாங்க இவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கிடையாது கம் ஒரு ஒரு தமிழ்நாடுக்கு மட்டுமே இந்த குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி இந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் விஜய் ரசிகராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விஜய் ரசிகராக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிருக்கும்னு நினைக்கிறேன்